ஹலோ இன்றைக்கி நாம் ஸ்டஃப்டு மீன் பண்ண போகிறோம் இந்த மீன் உள்ள வந்து உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணி நம்ம இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறோம் ஸோ இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து எல்லாம் வெஜிடபிள்ஸ் வச்சு ஸ்டஃப் பண்ணி பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஆஃப் கேஜி மீன் இது வந்து ஆயிலா ஃபிஷ் இது இது மீனில் வந்து இப்படி நான் எல்லாம் உள்ளே க்ளீன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இது உள்ள வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம் இது வந்து மிளகாத்தூள் கார்ன்ஃப்ளா உப்பு போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டூ ஹவர்ஸ் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு உருளைக்கிழங்கு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி கேபேஜ் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி சின்ன நல்லா ஃபைனாக வந்து நறுக்கி வச்சுருக்கேன் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி ரெண்டு பச்சை மிளகாய் மஞ்சள் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் தேவையான உப்பு பொரிக்க தேவையான எண்ணெய் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் கொஞ்சம் அதை மட்டும் இப்போ கேபேஜ் போட்டுக்கலாம் இப்போ மஞ்சள் மிளகாத்தூள் தனியாத்தூள் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் வதங்கினா போகிறோம் ஏன்னா நம்ம வந்து எப்படியும் ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ கேபேஜ் ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இதோட வந்து நம்ம மேஷ்டு பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணிடலாம் இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து மீன் உள்ள இந்த ஸ்டஃப் பண்ணிடலாம் இப்போ மீனில் வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணிட்டோம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து உள்ள வரைக்கும் ஸ்டஃப் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரை பண்ணிடலாம் இது பேன் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் நல்லா ரெண்டு சைடும் வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்து நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துடலாம் ஸ்டஃப்டு ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இதை பாருங்கள் இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணியிருக்கிறது நல்லாயிருக்கு இப்போ நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்